என் நாயன் என்னாலும் பாடிடுவேன் எனக்கேதும் குறையில்லை அன்பாலே அரவணைக்கும் ஆண்டவர் என் நாயன் என்னாலும் பாடிடுவேன் எனக்கேதும் குறையில்லை என் நாயன் வழியினிலே மகிழ்வோடு நான் நடப்பேன் இணையில்லா திருநாமம் தினமும் செய்திடுவார் குளிர் தரும் நீர் நிலையில் இழைப்பார அழைத்திடுவார் புத்துயிர் அளிப்பார் பொன்னிகராய் வரமருள்வார் நீதியின் வழியதிலே நடத்திய சென்றிடுவார் இருளே சூழ்கின்ற பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னோடு நீர் இருக்க எதற்குமே என்னோடு நீர் இருக்க எதற்குமே அஞ்சிடேன் தீங்கிது வந்தாலுமே தெய்வமே துணையிருப்பார் கோலும் வாழும் என்னாலும் அரணாய் காத்திடுமே அன்பாலே அரவணைக்கும் ஆண்டவர் என்னாயன் என்னாலும் பாடிடுவேன் எனக்கேதும் குறையில்லை ప మాద ప మగలి గమ ప ప ప ద ద ప సగరి స స స స ని ద ని ద ప ప ప ప మాద ప మగలి గమ ప ప ప ద ద ప ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார் என்னரும் ஆண்டவனே என் சிரமீதிலே எண்ணெயதை பூசுகின்றார் என் கிண்ணம் மகிழ்ச்சியாலே நிரம்பியே வழிந்திடுதே மெய்யாக என்னுடைய வாழ்நாள் பனைத்திலுமே என்னோடு இறைவனின் பேரன்பு துணை வருமே மெய்யாக என் என்னாலும் பாடிடுவேன் எனக்கேதும் குறையில்லை அன்பாலே அரவணைக்கும் ஆண்டவர் என்னாய என்னாலும் பாடிடுவேன் எனக்கேதும் குறையில்லை என்னாயன் வழியினிலே மகிழ்வோடு நான் தினமும் புகழ்ந்திடுவேன் என்னாலும் பாடிடுவேன் எனக்கேதும் குறைய